வணக்கம் சிக்னல் ஜென்ரேட்டர் இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா டார்கெட்ஸ் என்னென்ன எதிர்பார்க்கலாம் ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு சொல்லும் இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம எப்படி நடந்துச்சு டிசம்பர் நைன்த் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி டிசம்பர் டென்த் ஓப்பன் ஆகி இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு மார்க்கெட் வந்துட்டு டிசம்பர் நைன் இது பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் லெவன் ஃபார்ட்டி பைக்கால் வந்து த்ரீ த்ரீ எயிட் ஒனில் ஜென்ரேட் ஆகிருக்கு ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் டார்கெட் ஒன் டார்கெட் டூ இருக்குது ஸ்டாப் லாஸ் இருக்குது ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா அப்போதைக்கு ஃப்ளாட்டாக முடிஞ்சிருச்சு ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் என்ட்ரி பார்க்கலாம் செல்லிங் கால் செல் கால் பார்த்திங்கன்னா three three seven five so நம்ம பார்த்திங்க அப்படின்னா டார்கெட்டாக வந்து ஒரு பத்து பாயிண்ட் வந்து வருதா அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ இது பார்த்திங்கன்னா three three seven five around ஒரு லெவன் டென்னுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ட்ரி கிடச்சிருக்கு அந்த என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரீ த்ரீ சிக்ஸ் டூ வரைக்கும் வந்திருக்கு ஸோ இதில் உங்களால் ஈஸியாக வந்து செல் காலில் ப்ராஃபிட் பத்து பாயிண்ட் எடுத்துருக்க முடியும் அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா பை கால் டென் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ த்ரீ சிக்ஸ் த்ரீயில் வந்திருக்கு அதுக்கப்புறம் market continues break out so இதில் ஈஸியாக உங்களால் ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணியிருக்க முடியும் இதுக்கு இது ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பை கால்னால் க்ரீன் கலர்லையும் செல் கால் அதை ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னா ரெட் கலரில் அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து குயிக்காக வந்து சேஞ்ச் பண்ணி காட்டும் ஸோ இது மூலிமா உங்களால் வந்துட்டு ஈஸியாக அப்சர்வ் பண்ணி என்ட்ரி எடுத்துகிட்டு பொறுமையாக நம்ம வா எடுத்த போர்ஷனில் இருக்கான்ட்டு உங்களால் வெயிட் பண்ணி பார்க்க முடியும் இதனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில் சென்ட் பண்ணுவோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் வந்திருக்கு செல் கால் வந்து ஆஃப்டர் நைன் ஓ கிளாக் வந்து த்ரீ த்ரீ சிக்ஸ் ஃபைவ் ரேஞ்சில் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு மார்க்கெட் அதுக்கப்புறம் நல்ல டவுனில் இறங்கியிருக்கு த்ரீ த்ரீ டூ ஜீரோ வரைக்கும் ஸோ இதுலேயும் உங்களால் ஈஸியாக ஒரு டென் பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணியிருக்க முடியும் அதுக்கு ப்ரீவியஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி பை கால் ஜென்ரேட் ஆகிருக்கு பட் இங்கே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்திருக்கும் ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் ஒரு ஒம்பது பாயிண்ட் வந்து ரீச் ஆகிருக்கும் அதுக்கு முன்னாடி வந்து செல் கால் வந்திருக்கு பட் டவுன் சைடில் பிரேக் அவுட் கிடைக்கலன்றனால நம்ம இதில் என்ட்ரி போயிருக்க மாட்டோம் ப்ரீவியஸ் கால் போனால் ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் ஜென்ரேட் ஆகிருக்கு எப்போனா சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு அப்புறமா ஸோ இது ரேஞ்ச் வந்து த்ரீ த்ரீ செவன் ஃபோரில் ஜென்ரேட் ஆகிருக்கு மார்க்கெட் நல்ல ரீச்சில் ஏறி இருக்குது ஸோ இதுலேயும் உங்களால் ஈஸியாக டென் பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்ஸ் எடுத்துக்க முடியும் அதுக்கு ப்ரீவியஸ் ரெண்டு கால் பார்த்தீங்க அப்படின்னா சுவிட்ச் ஓவர் நடந்திருக்கு அதாவது வாலட்டைல் மேலே கீழேன்னு ரெண்டு சைடும் மாறி இருக்கு பட் மாறினதில் நமக்கு ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிருக்கு என்ட்ரிஸ் எடுத்திருப்போம் பட் பெரிய ஸ்டாப்லாஸ் வந்திருக்காது ஏன் அப்படி சொல்லினா இங்கே பாருங்கள் த்ரீ த்ரீ செவன் ஃபோரில் என்ட்ரி காட்டுது அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு ஆறு பாயிண்ட் ஏறி இருக்குது பட்டு மார்க்கெட் பார்த்திங்கன்னா த்ரீ த்ரீ சிக்ஸ் நைனில் சேஞ்ச் ஆயிடுச்சு ஸோ ஃபைவ் பாயிண்ட்டில் சுவிட்ச் ஓவர் ஆயிடுச்சு மறுபடியும் ஒரு த்ரீ த்ரீ ஃபைவ் சிக்ஸ் நைன்லேருந்து three three seven four five பாயிண்ட்டில் சுவிச் ஓவர் ஸோ உங்களுக்கு ஃபைவ் ஃபைவ் பாயிண்டில் சுவிச் ஓவர் ஆனதுனால பெருசாக லாஸ் வராது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எடுத்த என்ட்ரியில் ப்ராஃபிட்ஸ் வந்து ஈஸியாக புக் பண்ணியிருக்க முடியும் ஸோ இந்த மாதிரி உங்களால் ஈஸியாக வந்து அவாய்ட் பண்ண முடியும் அதுக்கு ப்ரீவியஸ் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ தேர்ட்டி போல் வந்திருக்கு த்ரீ த்ரீ நைன் ஃபோரில் செல் கால் அதுக்கப்புறம் மார்க்கெட் நல்லா டவுனில் ரீச் ஆகிருக்கு அதுக்கு ப்ரீவியஸ் பார்த்தீங்க அப்படின்னா பைக்கால் வந்து வந்திருக்கு ஸோ பைக்கால் பார்த்தீங்க அப்படின்னா டுவெல் டுவெண்ட்டிக்கு அப்புறமா வந்திருக்கு இதுலேயும் மார்க்கெட் வந்து நல்ல ரீச் வந்து மேலே ஏறி இருக்குது ஸோ உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர்னுடைய டீட்டெயில் சிக்னல்னுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் வந்து டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுவோம் ஸோ அது பார்க்குற மூலிமா உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்களே வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு தேவையான லெவல்ஸை வந்து நீங்களே வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ